ஓகே யாருக்கு முடியுமோ நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்க முடியும்னா ஆன் பண்ணிக்கலாம் நம்ம கம்மியா தான் இருக்கோம் ஸோ நம்ம ஒன் டு ஒன் பேசுற மாதிரி கூட இருக்கும் ஸோ முடிஞ்சா video on thank you thank you so okay எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலி நம்ம டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா ஓகே சித்ரா நீங்க கூட முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க ஓகே நான் வெளியில இருக்கேன் சரி ஓகே ஒண்ணு ஒண்ணு ஒண்ணும் இல்ல ஓகே முடிஞ்சா பண்ணிக்கோங்க நம்ம இப்ப டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா மன விடுதலை ஊக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பேரு கேக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி ஒரே விஷயத்த தான் சொல்றோம் பட் வந்து வேற வேற கோணத்துல இருந்து சொல்றதுக்கு ட்ரை பண்றோம் அவ்வளவுதான் ஆஹ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்லணும்னா இப்போ இந்த போன வாரம் வந்து இவங்க உமா பேசியிருந்த இந்த நூலினை நுகர்வோம் அந்த இது கேட்டுட்டு இருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் நம்ம போய் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா எல்லாருமே ஒரே டைம்ல டிராவல் பண்ணி ஒரே மாதிரி டிராவல்ல ஒரே மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர முடியாது ஸோ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இட ஒரு ஒரு பிளேஸ்ல இருப்போம் நம்மளோட mode of travel transportation time தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ அதனாலதான் நம்ம இந்த இந்த புரிதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரத்துக்கு ஒரு ஒரு சிலர் வேற மாதிரி டைம் எடுக்குது வேற மாதிரி கோணத்துல புரியுது ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான டைம் வித்தியாசமான முறையில புரிஞ்சு எடுத்துக்கிட்டு பார்த்து எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இடம் ரீச் பண்ண நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மெத்தட் தான் ஒரு ஒரு பாயிண்ட் தான் இப்போ நான் சொல்ல போற இந்த பாயிண்ட் இப்போ இப்போ வந்திருக்கிற எத்தனை பேருக்கு நம்ம கான்செப்ட் வந்து ஆல்ரெடி புரிஞ்சிருக்கு ஆல்ரெடி எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும் ஓரளவுக்காவது புரியும் அப்படிங்கிறவங்க இல்ல கண் எனக்கு இது சுத்தமா தெரியவே தெரியாது ரொம்ப புதுசு அப்படிங்க சொல்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இது எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது இது என்னன்னு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஓகே ஸோ மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஹலோ அந்த ஹேண்ட் ரைஸ் பண்றது பார்வதியா ஆஹ் நீங்க சொல்லுங்க பார்வதி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா பார்வதி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஆமா ஆமா ஆஹ் ஓகே இந்த கான்செப்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவோ புக்ஸோ இல்ல எதன் மூலமாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லம்மா my friend did this okay and she told me it's very nice you go and join so அந்த சென்னையில இருக்கிற இதுல ஜாயின் பண்ணேன் பட் போல ஆன்லைன்ல தான் கேட்டேனா okay so it's not very familiar அவ்வளவா புரியல ஓகே நீங்க இப்போ அந்த ஞான முகாம் வந்து நீங்க யூடியூப்ல பாத்தீங்களா இல்ல ஓகே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அட்டன் பண்ணிட்டு சொன்னா என்கிட்ட பகவத் ஐயாவோடது ரொம்ப நல்லா இருக்கு நீ சரி சரி நான் சேர்ந்தேன் ஆனா மழை இல்லாம இருந்ததுனால I tend go to Ambattur ஆன்லைன்ல அட்டன் பண்ணேன் பண்ணீங்க இல்லையா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இன்னும் ஒரு ஒரே ஒரு மனசு அப்படிங்கறது வந்து தானா இயங்குற ஒரு விஷயம் அப்படின்னு அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் இல்லையா ஆமா ஓகே ஓகே அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அது ரொம்ப ஈஸியா வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க அது ஒண்ணும் மேட்டர் இல்ல சோ இப்போ வந்து to take the next step that is what I to somebody okay. has to tell me what to do next okay so இப்ப நம்ம சொல்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க உங்களுக்கு पर्सनலா வந்து கொஷின்ஸ் இருக்கிறப்போ நீங்க முடிஞ்சது இதுல கேட்கலாம் அப்படி இல்லனா நீங்க புதுசா இருக்கனால எங்களுக்கு पर्सनலா கூட கால் பண்ணி நீங்க கேட்டுக்க முடியும் சோ ஓகே இப்ப நம்ம இதுக்குள்ள போலாம் இப்போ தேங்க்யூ கொஞ்சம் லைட் என்னோடது ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி இருக்கு அதனால கொஞ்சம் டிம்மா இருக்கும் பிக்சர் ஸோ கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்திருக்க எல்லாருக்குமே தெரியும் மனசு அப்படிங்கிறது ஒண்ணு தானாதான் இயங்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கா பாத்தீங்கன்னா இது ஒரு மெமரி மெமரி சிப் மாதிரி மெமரி மெமரி கார்டு மாதிரி ஸோ உள்ள போய் ப்ரா மெமரியில ரெக்கார்ட் ஆகிற ப்ராசஸும் நம்ம கையில கிடையாது அது எப்படி பிளே ஆகுது எப்படி வெளியில வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிற கண்ட்ரோலும் நம்ம கிட்ட கிடையாது இது ரெண்டுமே கிடையாது பட் ஆனா அது ரெக்கார்ட் ஆகுது வந்து வெளியில வந்து அது டிஸ்பிளே ஆகுது ஸோ இப்படிதான் வந்து அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஓகே இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் நீங்க எல்லாருமே ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்கறதுக்கு இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கும் பட் நம்ம இது எப்படி போகுது அப்படின்னு சொல்றத நம்ம போக போக நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் இப்போ எனக்கு எதிர்த்த மாதிரி யாரோ ஒருத்தர் உட்காந்து நம்ம நம்ம பேசிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் கூட வச்சுக்கலாம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க பட் அவங்க பேசுற ஏதோ விஷயம் வந்து நமக்கு பிடிக்கல நமக்கு வந்து ஒரு விதமான எரிச்சலா இருக்கு அந்த டைம்ல நமக்கு ஒரு விதமான எரிச்சல் இருக்கு இப்போ இத எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கறத யார் நீங்க எல்லாருமே கம்மியா தான் இருக்கோம் நீங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி கூட நீங்க சொல்லலாம் ஒரு ஒருத்தரா நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம் ஏதோ பேசிட்டு இருக்காரு பட் ஆனா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு இப்போ நான் இதை எப்படி ஹேண்டில் எப்படி பண்ண போறேன் உள்ளுக்குள்ள என்ன பண்ண போறேன் வெளியில என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லணும் ஆஹ் சொல்லுங்க ஹேமா இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அது வந்து சித்தத்துல இருந்து சித்தத்துல இருந்து வர்றது அந்த எரிச்சல் உணர்வு அப்படிங்கிறது அகத்துல வந்து நான் அதுக்கு எதுவும் பண்ண போறது இல்ல சோ புறத்துல என்ன பண்றேங்கிறது என் கையில தான் இருக்கு சோ நான் வந்து அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண போறது இல்ல ஜஸ்ட் அந்த ஒரு இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணாம நான் அமைதியா உட்காந்து ஓகே லெட் இம் ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி நான் அது பண்ணிட்டு சைலண்டா இருந்துட்டு நான் அதை விட்டுருவேன் ஓகே ஓகே வேற யாராவது மேடம் நான் சுதாகர் பேசுறேன் சொல்லுங்க சுதாகர் நான் வந்து எனக்கு என்ன மனசுல பட்டுதோ அதை நான் சொல்றேன் இப்போ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சப்போஸ் அது வந்து ஒரு ஒரு மேலதிகாரி மாதிரி ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸா இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது உடனே அது மாதிரி டைம்ல அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ல அவங்க சொல்றத கேட்குற மாதிரி நான் ஒரு ஒரு ஆக்ஷன்ல தெரிஞ்சாலும் அதை அதை எரிச்சலான விஷயத்த ரொம்ப உள்ள எடுத்துக்காம அதை உள்ளே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணுவேன் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க இல்லை மற்ற விஷயமா இருக்கும்போது அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முயற்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன் அவாய்ட் பண்ண முடியலன்னும் போது உள்ளுக்குள்ள அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுவேன் வெளியில ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேம் கேக்குறதா கேக்குது இது நான் லாஸ்ட் டைம் ஷேர் மேடம் வணக்கம் ஷேர் பண்ண மாதிரி தான் என்னன்னாக்கா இந்த மாதிரி சூழ்நிலை இப்ப எங்க வீட்டில் அடிக்கடி நடக்கும் முதல்ல அதுக்கு வந்து முரண்பட்டு எமோஷன் ஆயிட்டே கொஞ்சம் ரிப்ளை பண்ணி எனக்கு தான் அடி பயங்கரம் இப்போ வந்து பகவத் ஐயா அவங்க கிளாஸ் அட்டன் பண்ண உடனே அதையும் நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒரு அப்படியே அப்படியே கவனிச்சுட்டு சில்லா அப்படியே கவனிச்சுட்டு ஆன்சர் எதுவும் கொடுக்காம எமோஷன் ஆகும் தான் பட் நம்ம ரிப்ளை பண்ணா நமக்கு நிறைய அடி விழுறதுன்னு புரிஞ்சிட்டதுனால அப்படியே ஜஸ்ட் அப்படியே கவனிச்சுட்டு இதுக்கு இந்த இதே சுச்சுவேஷனும் இல்ல இதே மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்தா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்றது அப்படின்றது அதை நம்ம வெளிய என்ன ஆக்ட் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செயல்படும் போது மனசு கொஞ்சம் அந்த கணத்துல டிஸ்டர்ப் பண்ணாலும் அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு இதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ okay okay thank you thank you ma'am thank you அடுத்து யாராவது அடுத்து யாராவது சொல்லாமே ஒரு சாதாரண சிம்பிளான சுச்சுவேஷன் ஆ சொல்லுங்க மேடம் திஸ் ஸ்ரீலதா ஆ சொல்லுங்க ஆக்சுவலா இது சூழ்நிலை அனுசரிச்சுதான் மேடம் சப்போஸ் ரொம்ப ரிலேட்டடாவோ இல்லைன்னா வீட்டுலயோ யாராவது இந்த மாதிரி பேசினாக்கா நமக்குரிய வியூ வந்து டெஃபினட்டா நான் சொல்லிடுவேன் ஒருவேளை அது வந்து நாகிங்கா இருக்குதுன்னு சொன்னாக்கா இல்ல அதுக்கு என்ன இதுன்னு சொல்லி சொல்லிடு அப்படியே மீறி அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா ஓகே ஓகே ஸ்டாப் பண்ணிடலாம் அது உங்க வியூ ஏன் வியூன்னு சொல்லிடு சப்போஸ் ஒரு ஒரு அந்த சூழ்நிலை வந்து அவுட் சைட்ல வேற யாராவது ரொம்ப ரிலேட்டட் இல்லாத ஆர் அது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற சமயத்துல அதுக்கு கருத்து கொடுக்காம ஓகே அவங்க வியூ இதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒண்ணுமே செய்யாம முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த வெக்கே வெக்கேட் பண்ண பாத்துருவாங்க okay okay you thank you வேற சும்மா ஒரு சிம்பிளான சுச்சுவேஷன் யார் வேணா ஷேர் பண்ணலாம் ஒரு எரிச்சல் தர ஒரு சுச்சுவேஷன்ல உள்ளுக்குள்ள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க வெளியில எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதை தான் நம்ம கேட்டிருக்கோம் ரொம்ப சிம்பிளானது எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வரும் சும்மா ஆன்சர் பண்ணுங்க அகம் பொறுத்த வரைக்கும் அகத்துல வந்து செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதுனால உள்ள விட்டுட்டு விடுதலை ஆயிடலாம் அந்த புறத்துல நம்ம என்ன என்னெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கு அத அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லலாம் இல்ல நாம வெளியில போயிடலாம் இந்த மாதிரி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை நாம பொறுத்துல செய்ய முடியும் அவ்வளவு okay okay thank thank you thank you Chitra Selvaraj ma'am I think this irritation comes because we are not able to accept what the person is saying அதனால தான் நம்ம இரிட்டேட் ஆறோம் ஓகே அந்த டைம்ல how to convince him that he is wrong <laughs> that's a difficult ம் thing ம் ம் Maybe. ம் instead of uh, listening to what he's saying okay part of it கேட்டு irritation ஆறத்தப்ப அவர் இந்த இந்த விஷயத்துல தப்பு நம்மளுக்கு தெரிஞ்சப்போ மேபி ம். I will put my mind in to thinking what idea should I give him to change his view okay instead of myself getting irritated okay I okay know i don't know if I'm right, but uh, that's what I generally. Oh, no problem. It's okay. Okay. Uh, uh, thank you. அடுத்து வேற யாராவது உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவீங்க வெளியில என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இதுதான் நம்மளோட கொஸ்டின் சுகந்தி தீபா கிருஷ்ணன் சரி ஓகே இப்ப நம்ம மூவ் பண்ணலாம் இப்போ என்ன சொன்னாங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள வர்றது தானா வர்றதுதான் அதை பத்தி நம்ம ஒன்றும் இல்லை அது கவனம் தேவையில்லை நமக்கு வெளியில என்ன செயல் செய்யணுமோ நம்ம அதை செஞ்சுக்கலாம் ஸோ அதுல வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செயல் செய்றீங்க இப்போ இன்னொரு கொஷின் அதே அதே சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் வேற மாதிரி கேட்க போறோம் இப்போ எனக்கு எதிர்த்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு இப்போ வெளியில விட்டுருங்க உள்ளுக்குள்ள நான் இப்ப என்ன நினைக்கிறேன் ஐயோ எனக்கு இப்போ வந்து எரிச்சல் வருது எனக்கு இந்த எரிச்சல் வந்து பிடிக்கல ஐயோ எனக்கு இந்த எரிச்சல் வருது இந்த எரிச்சல் வரக்கூடாது இந்த எரிச்சல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் இது சரின்னு சரின்னு சொல்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இல்ல இது தவறுன்னு சொல்றவங்க இது வந்து முதல்ல சரின்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன் எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது வர வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது சரி அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்ல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றவங்க இப்போதைக்கு அமைதியா இருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து கை தூக்கலாம் ஓகே இப்ப யாருமே எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றத சரி இல்ல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றத நான் எடுத்துக்கிறேன் கரெக்டா அதாவது எனக்கு எரிச்சல் வர்றது எனக்கு இப்ப எரிச்சலா இருக்கிற இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றது சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா கொஞ்சம் நுட்பமா கொஞ்சம் கவனிக்கணும் உங்களுக்கு புரிய क्वेश्चन புரியலன்னா திருப்பி கூட கேட்கலாம் நீங்க மேடம் கொஞ்சம் ரிபீட் பண்ணுங்க மேடம் நீங்க என்ன சொல்றீங்க சரியா புரியல இப்போ ஒரு எனக்கு ஏத்த மாதிரி யாரோ பேசிட்டு இருக்காங்க எனக்கு எரிச்சல் வருது ஓகேவா இப்ப எரிச்சல் வரப்போ நீங்க எல்லாருமே வெளியில வந்து ஒரு ஒருத்தர் அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்றீங்க ஒருத்தவங்க வெளியில போயிருங்க இன்னொருத்தர் அவரை வெளில போக சொல்றீங்க இன்னொருத்தர் பேசாம இருங்கன்னு சொல்றீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வெளியில இருக்க செயல் எப்படியோ ஹேண்டில் பண்றீங்க ரைட் ஓகே அந்த பார்ட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள வரலாம் உள்ளுக்குள்ள வரப்போ அந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன் நான் வெளியில ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி உங்க இப்ப எனக்கு எரிச்சல் வந் வருது இப்ப அவங்க பேசிட்டு இருக்காங்க எனக்கு எரிச்சல் வருது இப்ப எரிச்சல் வரப்போ எனக்கு இந்த எரிச்சல் குடிக்கல அப்படின்னு நான் நினை வருது நான் சொல்றேன் நான் சொல்றேன் இப்போ எனக்கு இந்த எரிச்சல் உள்ள வருது இல்லையா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றது நீங்க சொல்றீங்க ஆமா நானே எனக்கு நானே சொல்றேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இது சரியா தப்பா சரி மேடம் எல்லாருக்கும் தான் நடக்குது எது எதனா ஒரு உள்ள எரிச்சல் வந்தா அந்த ஏன் எரிச்சல் வருது அப்படின்னு நம்ம உடனே அதை ஃபீல் பண்ணுவோம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் சோ எரிச்சல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றது கரெக்ட் கரெக்டா சரியா ஆமா ஆமா எரிச்சல் பிடிக்கலன்றது நான் நார்மலா எல்லா ஹியூமன் பீயிங் அப்படிதான் நினைப்போம் இது அன்பிளசன்ட் அன்பிளசன்ட் அன்பிளசன்ட் எமோஷன் வரும்போது அது யாருக்குமே பிடிக்காது இதுதான் வந்து ஃபேக்ட் ஓகே ஓகே நீங்க இருங்க மற்றும் மீட்டிங் கேட்போம் வேற யாராவது இதுக்கு ஆன்சர் பண்றீங்களா மேடம் தீபா மேம் பிடிக்கலங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கும் போது எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு ஆமா எனக்கு ஏன் எனக்கு பிடிக்கலதான் என்ன பண்றது ஆனா சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கும் போது அந்த பெரிய பிரச்சனை எனக்கு சின்னதா தெரியும் அதுதான் என்னோட புரிதல் ஓகே இப்ப பிரச்சனையெல்லாம் விட்டுறலாம் வெளியில எப்படி பிரச்சனை இருக்கு நம்ம இப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அதெல்லாம் அப்புறம் விட்டுறலாம் இப்ப நான் என்ன சொல்றேன் எரிச்சல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றேன் இது வந்து சரியா தவறா சரிதான் சரிதான் ஏன்னா அதுதான் இயற்கை அப்படிதான் வரும் வரும் ஆமா ஓகே கீதா வேற வேற யாராவது Saritha ma'am Shalini okay okay எரிச்சல் தான் எரிச்சல் எரிச்சல் தான் அது பிடிக்காதுதான் இல்ல எரிச்சல் எரிச்சல் தான் அத பத்தி ஒண்ணும் பட் எரிச்சல் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எடுக்கிறோம் இல்லையா எரிச்சல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓகே மேம் எரிச்சல் எனக்கு விட எரிச்சல் is because I am not able to accept <clears throat> வரல அக்செப்ட் பண்ண எரிச்சல் வருது ஓகே இந்த அக்செப்டன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் தான் அது சொல்றது அப்புறம் இப்போ என்னன்னா சுதாகர் சித்ரா இவங்க எல்லாருமே ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணாங்க ஆக்சுவலி உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எரிச்சல் பிடிக்கல அப்படின்னு சொல்றது சரிதான் ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஹியூமன் பீங்ஸுக்கு எது வேணும் எது வேணான்னு சொல்றதுக்கு தான் நமக்கு வந்து அந்த அறிவு இருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு எரிச்சல் வர்றது பிடிக்கல அப்படின்னு நமக்கு சொல்லுதுன்னா அதுவும் சரிதான் அப்படி சொல்றனாலதான் நம்ம அந்த எரிச்சல்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறோம் எரிச்சல்ல இருந்து வெளில வர்றதுக்கான முயற்சினா மனசுக்குள்ள இந்த எரிச்சல்ல வெளியில வர்றதுக்கான முயற்சி இல்ல அந்த எரிச்சல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலங்கிற அடுத்த ஸ்டெப் இதை கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க நம்ம ஜென்ரலா எதோட நிறுத்திப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிச்சல்ங்கிறது வந்து வெளியில வர விஷயத்துக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் சோ நீங்க இதை விட்டுட்டு அதை போய் பாருங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் ஆனா நான் அதுக்கு ஒரு ஸ்டெப் உள்ள போயிட்டு எனக்கு எரிச்சல் பிடிக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம மைண்ட் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணாதான் அது என்ன பண்ணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி முடிவெடுக்கும் முடிவெடுக்கும் செயல் செய்யும் பட் எரிச்சலை வந்து நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்ல எரிச்சலை நான் மாத்துறேன் எரிச்சல் மாத்துறேன்னா எரிச்சல் எனக்கு பிடிக்கல எனக்கு எரிச்சல் பிடிக்கலங்கிற ஒரு விஷயத்த எனக்கு பிடிக்குதுன்னோ இல்ல எரிச்சல்ங்கிறது வந்து நியூட்ரலா இருக்கணும்னோ இப்படி வந்து ஒரு அத அந்த விஷயத்த அப்படியே மாத்தணும்னு நினைக்காம அத என்ன சொல்ல இது வந்து ஹியூமனோட ஸ்கேல் படி எரிச்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத தேவையில்லாத ஒரு விஷயம்னா இது ஒரு என்ன சொல்றது ஒரு கைட்லைன்ஸ்ல இது வேற மாதிரி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு இருந்தாலே இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆறது ரொம்ப ஈஸி இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஏன்னா இது ஒரு கொஞ்சம் ஒரு டெப்தான ஒரு மாதிரியான பாயிண்ட் இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா சில பேருக்கு எனக்கு கால் பண்ற சில பேருக்கு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு கொஞ்சம் புரிஞ்சு புரியாம தடுமாறுறோம் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து ஒரு கத்தி பார்த்தாலே வந்து பயம் வருது பயம் பயமா இருக்கு அவரும் எனக்கு கால் பண்ணி கத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தாலே பயமா இருக்கு சும்மா ஒரு ஷார்ப்பா ஏதோ ஒரு மெட்டல் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு எனக்கு இந்த பயமா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு இப்போ நான் என்ன சொல்றேன் அவர்கிட்ட பயமா இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறது சரிதானே ஆமா பயம் வருது பயம் வந்துருச்சு பயமா இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்றதுமே சரிதான் ஏன்னா அது உங்களுக்கு சரியாதான் கைட் பண்ணுது உங்க மைண்ட் வந்து சரியா இருக்கு நீங்க நல்ல நல்ல மனநிலை இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு இண்டிகேஷனே பாத்தீங்கன்னா ஒரு அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்றதுதான் சோ அப்ப அந்த ஒரு பாயிண்ட இதுக்கு அடுத்து அந்த ஒரு பாயிண்ட நீங்க பாத்துட்டீங்கனாலே கரண்டா என்ன பிரச்சனை நீங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் வெளியில அவுட் சைட் சொல்றேன் அதுல இருந்து எப்படி வரணுங்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் மேக்சிமமான உங்களோட புத்திசாலித்தனம் அதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணிரும் மேபி எது வேணா இருக்கலாம் வெளியில செய்யற செயல் எது வேணா இருக்கலாம் அவங்கவுங்க சூழ்நிலைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம பண்ணுவோம் பட் அதுவே உங்களை ஒரு மேக்சிமம்க்கு அது அந்த டைம்ல உங்களுக்கு கைட் பண்ணும் இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வர எரிச்சல் வந்து எரிச்சல் எரிச்சல் வர்றதுதான் எனக்கு உள்ளுக்குள்ள வேலை இல்லை நான் வெளில பாக்குறேன் அப்படின்னு டைரக்டா கிராஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ இது வந்து வெளியில இந்த எரிச்சல் வருது ஆனா இந்த எரிச்சல் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேனே நானு எனக்கு வந்து இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே இதை அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களே இதை எப்படி வந்து ஏத்துக்கிறது இது எப்படி பிடிக்கும் பிடிக்காதுன்னு பாக்குறது இப்படிங்கிற இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த அடுத்த ஒரு ஸ்டெப்ப நீங்க கொஞ்சம் கேஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த புரிதல் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆஹ் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிய ஆரம்பிக்கும் சோ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு எந்த மாதிரி உணர்வுகள் வந்தாலும் அட் த எண்டு எண்டுல வந்து எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்றது சரிதான் இப்ப நான் சொல்ற இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்க நம்ம நம்மளோட கான்செப்ட்ல இருந்து ரொம்ப முரண்படுற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னங்க பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க வந்து பிடிக்கிறதும் கரெக்ட் தான் பிடிக்கலன்னு சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுலயும் ஒரு ஒரு நம்மளோட கான்செப்ட் தான் இது இந்த கான்செப்ட் தான் இது எந்த வகையில நம்மளோட கான்செப்டோட இருக்கு அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுமா இது கொஞ்சம் நுணுக்கமா இருக்கும் கொஞ்சம் கவனிச்சா தான் உங்களுக்கு அது புரியும் சொல்ல முடியுமா hello hello madam Selvaraj Coimbatore ஆ சொல்லுங்க செல்வராஜ் மேடம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க பட் இப்போ நீங்க சொன்ன கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புரிதல் வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிச்சல் வந்தாலும் பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் எரிச்சலா பேசினாலும் கூட நம்மளுக்கு அது எந்த வகையிலுமே பாதிக்கிறது இல்ல இது உண்மை அதாவது இப்போ அது நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே ஃபுல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஒண்ணு மனசளவுல வந்து பாத்தீங்கன்னா எண்பது ஒன்பது எல்லாத்தையுமே ஏத்துக்கூடிய மண்ணில் வரும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கூட நம்ம அது பெருசா எடுத்துக்கிறதே இல்லை மனசு வந்து அதுக்கு அதுக்குண்டான இடம் கொடுத்துருது அவங்க பேசலாங்க ரைட் கேட்டு இருக்கோம் ஆனா அதை வந்து நம்ம மனசு வந்து உள்ள கொண்டு போனா தான் பிரச்சனை எதுவுமே கொண்டு போறது இல்லை அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சமநிலையிலேயே போயிடுது இது எந்த வகையிலுமே எஃபெக்ட் பண்றது இல்லை நம்மளுக்கு இது வந்து என்னோட அனுபவத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அனுபவத்தில் நிறைய பாத்துட்டேங்க அதனால வந்து முன்னாடி இருக்கிறவங்க கோவப்பட்டாலும் சரி எரிச்சல் பட்டாலும் சரி நம்மளுக்கு எந்த வகையிலயும் பாதிக்கிறது இல்லை இதான் உண்மைங்க ஓகே ஓகே ஓகே ஐயா சொல்ற சும்மா இருன்னு சொல்றாங்க விட சும்மா இருந்துட்டோம்னாவே இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இது இந்த ஒரு பழக்கத்துக்கு வந்துச்சுன்னா அதாவது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பழக்கத்துக்கு வர்றது சிரமமா தான் இருந்ததுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நானும் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா கிட்ட வந்துட்டு வந்து இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள எந்த வகையிலும் பாதிக்கிறது அவங்க பேச அதையும் ஏத்துக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கு மறுதளிச்சா தான் அது இது பண்ணி ஏத்துக்கும் போது அது பெரிய எஃபெக்டே பண்றது இல்லைங்க ஓகே ஓகே யூ இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்ப ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிறான் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து இது வந்து ஏத்துக்கிறதுனா என்ன அது எப்படி பண்றது அது என்ன ஏது அப்படின்னு அதை கிராஸ் பண்ணி வர முடியாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்க இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியா வந்து கிராஸ் பண்ணி வந்துடலாம் சொல்லுங்க சித்ரா இது நீங்க சொல்றது வந்து செகண்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து அந்த பிடிக்கும் பிடிக்காதுங்கிற அந்த இப்ப ஐயாவோட கான்செப்ட்ல வந்து ஒரு பயம் வந்துச்சுன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது பற்றுதல்னு ஐயா சொல்றாங்க நீங்க வந்து வேண்டான்னு சொல்றதும் இயற்கை தானே அந்த இடத்துல விட்டுருங்கன்னு நீங்க சொல்றீங்க செகண்ட் ஆமா சரிதானே அதுவும் சரிதானே வேண்டான்னு சொல்றதுதான் சரி ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அதுதான் வந்து ஒரு கைட்லைனா எடுத்துட்டு தான் வேலை செய்யுது இல்லையா சோ வந்து அது வேண்டான்னு சொல்றதும் சரிதான் எனக்கு இது வேணும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதும் சரிதான் ஆனா இது நம்ம கான்செப்டோட எப்படி ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான் அதுவும் தானாதான் வரும் அதுவும் அதுவும் தானாதான் வரும் அப்படிங்கிறப்ப வந்து ஆனா நிறைய பேருக்கு நம்ம கிட்ட பேசுறாங்க இல்லையா அதுல பார்த்தா நிறைய பேருக்கு என்னன்னா அந்த நான் சொன்ன இந்த பாயிண்ட்ல தான் நின்னுக்குறாங்க எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடாது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது ஆனா எனக்கு இது பிடிக்கலையே இப்போ இந்த பாயிண்ட்ல தான் நிக்கிறாங்க அது ஒரு கருத்து ஒரு பிலாசபி மாதிரி ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஆமா ஆமா எனக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இல்ல பிடிக்காதுன்னு சொன்னாலும் சரிதான் பிடிக்கும்னு சொன்னாலும் சரிதான் அது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் ஈஸியா கேட்ச் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்கு ஆமா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து தடங்கள் வரதான் செய்யுது நிறைய பேருக்கு ஆமா இது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட் இது ஆக்சுவலி ஆமா ஆமா மேடம் செல்வராஜ் கோயம்புத்தூர் சொல்லுங்க செல்வராஜ் அதாவதுங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நானும் இந்த கஷ்டப்பட்டேங்க அதாவது சில விஷயத்துல என்னதான் பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் உள்ள வர எல்லாம் நடக்குங்க இது அப்படியே பழக பழக என்ன ஆகுதுன்னா அப்படியே நம்மளுக்கு உள்ள செட் ஆயிக்குது ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் தான் வருது தானா போயிருது அவ்வளவுதான் எரிசல் கோபம் துன்பம் துன்பம் எல்லாம் அப்படிதான் இருக்குது இப்போ இது வந்து துவக்க நிலையில எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டோம் இப்ப அதை பழக்கத்துக்கு வந்த முன்னாடி பாத்தீங்கன்னா இது இப்படியே ஒரு ஃப்ளோல போக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டு போதே நம்மளுக்கு எல்லாமே செட் ஆகிக்குது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பெருசாக போய் எதையுமே எடுத்துக்கிறது இல்லைங்க எவ்வளவுதான் இப்போ நம்ம எதுல கவனம் செலுத்துறோமோ அதில் மட்டும் தான் கவனம் இருக்கு இன்னொரு இந்த கவனம் போறது இல்லை அந்த ஒன்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஒருமைத்தன்மை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் வாழ்றதுங்கிறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுது நம்ம ஒண்ணுமே பண்றது இல்லைங்க பண்ணாம விடும் போதே எல்லாமே செட் ஆயிக்குது நம்ம இதுக்காக பெருசு எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேண்டியது இல்லை இப்போ இப்போ வந்து அந்த பழக்கத்துக்கு சில நாட்கள் ஆகுது ஆனா வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் அது நல்லா செட் ஆயிக்குதுங்க ஓகே ஓகே சூப்பர் நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ வேற யாராவது ஏன்னா இது இப்போ நம்ம பேசணும் பாத்தீங்களா அது மாதிரி இது ஒரு ஒரு ஒரு நுணுக்கமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா மேலோட்டமா பார்த்தா நம்மளோட இது கான்செப்டுக்கு எகேன்ஸ்டா மாதிரி இருக்கும் யா மியூட் பண்றீங்களா யாரு சுந்தரம் அண்ணாமலை ஓகே ஸோ இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த புரிதலை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சித்ரா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல நான் முதல்ல அந்த இது பண்ணதா ஆ ஓகே ஓகே நான் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் பண்ணுறவங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு உங்களுக்கு கம்ப்ளீட் அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதே நம்ம மூவ் ஆகிறோன்னா அது பிரச்சனையே கிடையாது இன்கேஸ் வந்து இது புரியல இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது எப்படி அப்படி நினைக்கிறவங்க ஒரு ஒரு பாயிண்டா மட்டும் எடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதுல இருந்து மூவ் ஆனவங்க தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது ஸ்ட்ராங்கா நிக்க முடியும் ஸோ அதுதான் கம்ப்ளீட்டா ஹோல் திங்க கையில எடுத்து எல்லாத்தையும் பண்றேன் அப்படி பண்ணக்கூடாது ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்டா எடுத்து இது எப்படி இருக்கு இது என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு இது இப்படிதான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அந்த அதை கோத்ரூ பண்றப்போ உங்க லைஃப்ல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு எடுக்கணும் அடுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட நீங்க கேஷ் பண்றப்போ அதோட சேர்ந்து அத அது புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி பார்த்துட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு முழுமையா வந்து அது உங்களுக்கு ஒரு ஒரு பர்செப்ஷன் கிடைக்கும் வேற யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கலாம் யாருக்கும் எந்த கொஸ்டினும் இல்லையா இது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்டா இருக்கும் ஒரு ரொம்ப குட்டியா ரொம்ப சின்னதா இருக்கே இதுல என்ன ஸ்பெஷல்னு பட் இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்க நீங்க பதினாறு பதினேழு பேர் நீங்க உங்க லைஃப்ல இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சதுல இருந்து இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க இது வந்து கொஞ்சம் நீங்க உங்க பிரச்சனைகள்ல இருந்து மூவ் ஆகுறது ரொம்ப முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும் ஏன்னா இது மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு இஷ்டப்படுறேன் சொல்லுங்க ரீசெண்டா ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சோம் குழந்தை யூஎஸ் ஸ்டடீஸ்க்கு அது அனுப்பும் போது பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஎஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டா இருக்கு நேம்ல வந்து கொஞ்சம் இங்கத்த மாதிரி போயிடுச்சு இந்த பேங்க்ல இருக்கிறவங்க அங்க வேற மாதிரி இருக்கு இல்லையா ஃபுல் நேம் இனிஷியல் எக்ஸ்பேன்ஷனோட இருக்கு இங்க வந்து இனிஷியலோட இருக்கிற மாதிரி போயிடுச்சு அது வந்து எனக்கு தோணுது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படின்ட்டு எப்படியோ கிளிக்கிடுவேன் பட் அதை நான் ஃபர்தரா போகாம அவங்க எல்லாம் டைப் பண்ணி தந்தாங்க அவங்க ரொம்ப நல்லா பேங்க்ல நல்ல ஸ்டாஃப் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி தந்தாங்க பட் அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து கேன்சல்டுன்னு சொல்லி வந்துருச்சு இதுல அப்போ அதுக்கப்புறமேலே ஃபைவ் ஃபாரக்ஸ் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் சம்திங் ஏதோ ஒன்று எனக்கு ட்ரிகர் ஆச்சு but I tend use it புள்ளி அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டு ஐ ஃபெல்ட் மை செல்ஃப் ஆனா மேபி இந்த புரிதல்னால மட்டுமா தான் இருக்கும் ஐ கேம் அவுட் பிகாஸ் உடனே வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்து அவனுக்கு எழு அவன் உடனே எழுதிட்டான் பையன் எழுதிட்டான் எல்லாம் முடிஞ்சது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுனால கம்ப்ளீட்லி அது எப்படி நேச்சரா வந்ததோ நேச்சர்லா ஃபீலிங்கும் வந்தது நேச்சர்லா ஐ ஹாவ் பிகம் ஈஸி தான் ரொம்ப லகுவா முதல் மாதிரியே ஆனேன் சோ அது அந்த மாதிரி எடுத்து அந்த வந்தது தப்புன்னு எனக்கு தோணல ஐ நான் என்னோட மிஸ்டேக்னும் நான் பண்ணினேன் ஃபீல் வந்ததும் ஃபர்ஸ்ட் தப்புன்னு தோணல ஃபீல் வந்த போது எங்க ஹஸ்பண்ட் சொல்ல ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு குழந்தைன்னு சொன்னா ஹஸ்பண்டும் சொன்னாங்க ஆனா நான் வந்து அப்ப சொன்னேன் இல்ல feel natural I felt I set அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சோ மேடம் சொன்ன மாதிரி அந்த இப்ப எரிச்சல்ங்கிறதுக்கு இந்த நான் ஃபீலிங் அந்த ஃபீல் மிஸ்டேக் பண்ணிட்டோன்ற ஃபீல் அந்த ஃபீல பத்தி பாக்குற சமயத்துல ஃபீல் வந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல ஃபீல் பண்ணியிருந்தா அந்த ஆக்ஷனுக்கு மட்டும்தான் அது வரைக்கும் மட்டும்தான் ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணினது இஸ் கரெக்ட் பட் அதனோட ஆக்ஷன் வந்த உடனேயே எல்லா ஆக்ஷனும் எடுத்து எல்லா சைடும் நம்ம ஆக்ஷன் எடுத்து வச்ச உடனே தட் ஹட் கான் அதனால ஐ ஃபீல் இந்த புரிதல் வந்து ரொம்ப ப்ராப்பர் அந்த ஃபீலுக்கும் நான் ஃபீல் பண்ணல ஃபீல் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்ணாம வெளியில ஆக்ஷன் வந்துட்டு கை கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே ஓகே ஆக்சுவலி இதுல இதுல ஒரு நுணுக்கமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபீல் வந்துருச்சே நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு இல்ல ஃபீல் வந்தது ஆனா நீங்க அந்த ஃபீல் வந்ததும் சரிதான் அதாவது ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு வந்தது அந்த குற்ற உணர்வு வந்தது இல்லையா அது எனக்கு பிடிக்கலங்கிறதையும் நீங்க வந்து அது கரெக்ட் தானே அப்படிங்கிற வீடு வாசல குட்டி டீ போடுங்க நான் அப்புறமா வரேன் தேங்காய் உடைச்சு மட்டும் ஓகே சோ இப்போ அவங்க சொன்னதுல இருந்து அதுதான் சோ இப்போ என்னன்னா நமக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு கில்ட் வருதுன்னே வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு கில்ட் வருதுன்னா எனக்கு இந்த கில்ட் பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்றது சரிதான் இதுதான் என்னோட பாயிண்ட் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை தான் சொல்றேன் எனக்கு கில்ட் வரல எனக்கு கில்ட் கில்ட் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றது சரிதான் எனக்கு ஏதோ ஒண்ணு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த சந்தோஷம் பிடிக்குது அப்படின்னு நான் சொல்றதும் சரிதான் சோ இது எல்லாமே என்னன்னா எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்மளோட ஒரு ஒரு கைடிங் தான் ஒரு கைட்லைன்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வச்சிருக்கோம் அதை வச்சு அதை நோக்கி தான் நம்ம போறோம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம ஒரு பிளேட்ல நம்ம நம்மளோட சாப்பாட்டு பிளேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த பிளேட்ல நான் ஒரு உங்களுக்கு பாவக்காய் பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாகற்காய் வந்து உங்க பிளேட்ல வைக்கிறேன் அப்படின்னா நீங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்லுவீங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா சொல்லுவீங்க சோ அதுல இல்ல பிடிக்குது பிடிக்கலன்னா நீ சொல்லக்கூடாது அது வந்து அப்படியே ஏத்துக்கோ அப்படிங்கிறது வந்து அது நமக்கு வந்து ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிறது வந்து ஆகாது அந்த மாதிரி வேலை செய்யாது ஏன்னா நம்ம நம்மளோட பிரெயினோட இதுவே வந்து அந்த மாதிரி அந்த சர்க்கியூட்டே அந்த மாதிரி கிடையாது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்லும் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லும் ஸோ இப்படிதான் நம்ம பிரெயின் வந்து அந்த இன்டலெக்டே வந்து வேலை செய்யறது வந்து இப்படிதான் ஆயிருக்கு ஸோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு அந்த எண்டில் வந்து எனக்கு இது பிடிக்குதுன்னு சொல்லுதோ இல்ல பிடிக்கலன்னு சொல்லுதோ அது சரிதான் அப்படிங்கிறது வந்து அந்த புரிதல் இருந்தாலே போதும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க according to your ability and your situations clear madam நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது புரியுது எங்களுக்கு தேங்க்யூ ஆக்சுவலா நான் கூட ஒரு ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படின்னு ஐயா வந்து ஒரு புக்கு இருக்கு இல்லைங்களா அந்த புக்ல வந்து ஒரு டாபிக் வந்து இதை பத்தி எழுதியிருக்காங்க ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றாங்க கிளாஸ் அட்டன் பண்றாங்க ஞானமாக அட்டன் பண்றாங்க ஒரு இயல்பா நமக்கு சில உணர்ச்சிகள் வருது பிடிக்காத உணர்ச்சிகள் வருது எமோஷனால பெயின் வருது அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புரிதல ஏற்பட்டு எல்லாருக்கும் அந்த அதை நோக்கி இந்த புரிதல் எனக்கு ஏற்பட்டதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரணாகதி அடையிறேன் அந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்கல இக்னோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒதுங்கி வந்துடுறாங்க அது அடுத்த கட்டம் ரெண்டாவது கட்டம் இந்த விஷயத்த அவர் அழகா அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க நான் இந்த விஷயம் புரியறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் அதாவது என்னன்னா நார்மலா எமோஷனல் பெயின் வரும்போது என்னடான்னு அதை மாட்டிக்கிட்டு சிவிக்கி தவிக்கிறோம் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து விடுபடுறீங்க அது செகண்ட் ஸ்டேஜ் இப்ப நீங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்க புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா வச்சுப்போம் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு நிகழ்வு திருப்பி உங்களுக்கு நடக்குது நடைமுறையில அப்போ முதல் ஸ்டேஜ் பெருசா இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க விடுற அந்த ஸ்டேஜ் பிரபாகமா விடுற ஸ்டேஜ் பெருசா எதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நார்மலாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் ஸ்டேஜ் வந்து கீழானது ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பிரபாகமா போட போக விடுறோம் செகண்ட் ஸ்டேஜ் உயர்ந்தது அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும் ஆனா அதுல அவர் அழகா சொல்லியிருப்பாரு நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட முதல் ஸ்டேஜை வந்து நீங்க தாழ்ந்ததுன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அது அறியாமையா இருந்தா கூட அறியாமையில் இல்லாம அறியாமையில வரதா இருந்தா கூட இயற்கையா நடக்குது நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இயற்கையா நடக்குதுன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டு பிரவாகமா போக விட்டாலும் அந்த முதல் ஸ்டேஜ் நீங்க கீழானதான் நினைக்காதீங்க இயற்கையா நடக்கிறதுனால அதுவும் உயர்ந்தது தான் அது உயர்ந்ததுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை நடக்கிறத ஒரு அக்செப்டன்ஸ் மோடுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் நிலை இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு எழுதியிருப்பாரு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவரு புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா மக்கள் மத்தவங்க அதை எப்படி தப்பா எடுத்துக்க கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் நார்மலா நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு பாதிப்பு அடையிற விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பிரவாகமா போறது மட்டும்தான் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு மூடுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு எழுதியிருக்காரு நீங்களும் அதை தான் சொல்ல வரீங்க புரியும் அது புரியுது அது நீங்க நீங்க அந்த நீங்க மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிற முயற்சியும் கரெக்டு சிம்பிளா சொல்ல போனா ஒரு வாட்டி சரவணன் சார் பேசும்போது சொன்னார் அவர் முதல் முதல்ல ஐயாவை பார்க்கும்போது ஐயா வந்து சொல்லியிருக்காரா அதுவா வருது அதுவா போகுது நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயத்த அவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு தானா வருது தானா போகுது நாம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படிங்கிறதையே ரிப்பீட் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு மாசமா ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி திருப்பி அந்த ரிப்பீட் பண்ணதே ஒரு ப்ரொசீஜரா எடுத்துக்கிட்டு திருப்பி அவரை பார்க்கும்போது கேட்டிருக்காரு ஐயா நீங்க தானா வருது தானா போகுது ஒன்றும் பண்றதுன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு திருப்பி அதுவே ஒரு பெரிய தானா வருது தானா போகுது ஒன்றும் பண்றது இல்லை தானா வருது தானா போகுது ஒன்றும் பண்றது இதே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயா அதுக்கு அழகா சிம்பிளா ஒரு பதில் சொல்லியிருக்காரு நீங்க அப்படி பிரச்சனை தானா வருது தானா போகுது ஒன்றும் பண்றதுன்னு நீங்க முயற்சி பண்றீங்கல்ல உங்களுக்கு ப்ராசஸ் நடக்குதுல்ல அதுவுமே தானா தான் வருதுன்னு சொல்லியிருக்கேன் உடனே அவருக்கு சரவண சாருக்கு வந்து ஒரு ஆ என்னடா ஆமாடா இது அதுவும் தானே தானா வருது so whatever it maybe அது புரிஞ்சுக்கு வருதோ புரியாம வருதோ அறியாமல் வருதோ அறிஞ்சு வருதோ எல்லாமே தானா தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் நீங்க அதை சொல்றீங்க we clearly understood thank you thank you madam thank you thank you thank you சூப்பரா சொன்னீங்க நான் அந்த புக் எல்லாம் படிச்சது இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது நானு நானு நானு வந்து அவர் புக்கை ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்துப்பேன் தாட் அண்ட் திங்கிங்ல அவர் என்ன சொல்ல வராரு மமகாரம் அகங்காரம் அதை பத்தி என்ன சொல்ல வராரு மனோலயம் மனோநாசம் என்ன சொல்ல வராரு ஆக்சுவலா எனக்கு பிடிச்சது என்னன்னா அவர் இவ்வளோ விஷயத்தைய சொல்றது எதுக்காக அப்படின்னா நம்ம அறிவுபூர்வமா எதுவும் பண்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத அறிவுபூர்வமா புரிஞ்சு வைக்கிறாரு இப்போ நம்ம எதையுமே என்ன பண்ணுவோம்னா ஹியூமன் பீயிங் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கினா தான் அதை விட்டுடுவோம் அறிவுக்கு ஒவ்வாத ஒரு சொல்லாங்கன்னா நம்ம எடுத்து ஏத்துக்க மாட்டோம் நம்ம அறிவு அதை ஒத்துக்காது அது முறை முறை பகுத்தறிவா தான் யோசிக்கும் அவர் சொல்ற வர விஷயங்கள் எல்லாமே அறிவுபூர்வமா சொல்லி உங்க அறிவுக்கு அங்க வேலை இல்லைன்னு சொல்லிடுறாரு கடைசி உங்க அறிவுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் அறிவுபூர்வமா விளக்குறாரு அது எல்லாத்துலயுமே அது அப்படிதான் வருது அது தாட் அண்ட் திங்கிங் ஆகட்டும் நானுங்கிற உணர்வு எப்படி வருதுன்னு சொல்றதாகட்டும் மமகாரம் அகங்காரம் ஆகட்டும் மனோலாசம் மனோநயம்ன்றதா மனோநாசம் அந்த மனோலயம்ன்றதாகட்டும் எல்லாமே ஸோ எல்லாருமே இது வந்து பகவத் ஐயா வந்து ஒரு பெரிய வரம் நீங்க அதுவும் தமிழ்ல வந்து நூல் எழுதி எல்லாரும் தாய்மொழியில தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வந்து இந்த விஷயத்த நானும் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ சிம்பிளாக எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொன்னதா ஈவன் என்ன ஓஷோவாகட்டும் எக்கர் சொல்லி ஓகே எல்லாருமே நான் யாரையும் குறை சொல்ல யாரும் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக வந்து சொல்லலை இது வரைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ தேங்க்யூ இதில் இருக்கிற எல்லாருமே பகவத் மிஷன் இருக்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான் அவரோட இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அந்த ரெடியூஸ் ஆயிருக்கும் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆயிருக்கும் ப்ரெஷர் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் ஒர்க்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் ஸோ அவர் வந்து உண்மையிலே நான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா எந்த மகானும் வந்து மகான்னு சொல்லிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள பெருசா காட்டிப்பாங்க இவர் வந்து மகானா இருந்தா கூட சாதாரண மனுஷன் நம்மளோட ஒருத்தராக வந்து இருக்கிறதுன்றது வந்து அதுவே வந்து greatness so thank you thank you madam thank you thank you ரொம்ப நல்லா பேசுனீங்க தேங்க்யூ ஸோ இன்னும் ஒரு தேர்ட்டீன் மினிட்ஸ் இருக்கு இவர் ஷேர் பண்ண மாதிரி யாராவது ஷேர் பண்ணா கூட பண்ணலாம் நீங்க ரொம்ப அழகா சொன்னார் ஆக்சுவலி சுதாகர் இவர் சொன்ன விஷயத்துல இருந்து ரொம்ப சிம்பிளா என்னன்னா யாரு யாரு புத்திசாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு நான் முட்டாள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்கதான் புத்திசாலி அது ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் முட்டாளுக்கு வந்து அவன் முட்டாள்னு தெரியாது பட் நான் முட்டாள் அப்படின்னு யாருக்கு தெரியுதோ அவங்க புத்திசாலி அவ்வளவுதானே இவ்வளவுதான் விஷயம் சோ இப்ப சொன்ன மாதிரி புத்திய வச்சு எங்க முடியும் எங்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சோ இதுதான் ஆக்சுவலி இப்போ இந்த வெளி விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கூட பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த கொஸ்டின் நீங்க யாராவது கேட்பீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் யாரும் கேட்கல சரிங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது சரிதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரைட்டு இப்போ இப்போ இப்போ ஏதோ எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது வெளியில ஏதோ ஒண்ணு பண்றதுனால எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது பட் ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி அப்படி அப்படி தோணுதே இப்போ அப்ப வந்து இது வந்து இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அது பண்றதா அப்படின்னு கேட்பாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது ரிலேட்டட் டு இந்த அடிக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வரும் நம்ம அது அங்க இருக்கட்டும் பட் நம்ம ஒரு படி முன்னாடி போய் தெரிஞ்சுக்கலாம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ வந்து என் முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நான் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேனே அது எண்டா வந்து நிக்கிதா இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கடைசியா வந்து நிக்கிதா மனசுக்குள்ள நான் எப்பவுமே வெளி சைடு சுச்சுவேஷன்ஸை விட்டுருங்க அது எப்பவுமே யாருக்குமே என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் வெளி சைடில் இருக்க சுச்சுவேஷன் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க இப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்னு யாருக்குமே யா எக்ஸப்ட் சின்ன குழந்தைங்களை தவிர வேற யாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க வந்து எனக்கு சொல்லி கொடுக்க முடியும் உங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுக்க முடியும் வெளி விஷயங்களை ஹேண்டில் பண்ற விஷயங்கள் பத்தி சோ நான் அதனால பெரும்பாலும் வெளி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் எடுக்கிறதே கிடையாது சோ நான் உள்ளுக்குள்ளதான் நான் பேசுறேன் இப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்போ வெளியில ஒரு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு டைம் வேஸ்ட் ஆகுது பிடிச்சிருக்கு ஆனா டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறதுல எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வேலோங்கி நிக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ பிடிச்சிருக்கு ஆனா வேஸ்ட் ஆகுது இந்த வேஸ்டா டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த அதுதான் வந்து மேலோங்கி நிக்குதுன்னா அதுவும் சரிதான் அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னா அதுவும் சரிதான் சரி ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்குங்க வெளியில எனக்கு எனக்கு இது சந்தோஷம் அதுதான் பிடிச்சிருக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறத பத்தி நான் ஃபீல் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு அந்த சந்தோஷம் இது எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் மேலவங்க நிக்குது ஆனா இப்ப நான் வெளியில செய்யற செயல் என்ன பண்ண அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி எப்ப வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லாம செயல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வருதோ அப்போ நீங்க அந்த வெளி செயல் வந்து மற்றவங்களோடக்கு தப்பா தெரிஞ்சா கூட நீங்க அதை செய்யலாம் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஆனா இப்ப வெளியில செய்யற அந்த செயல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலாவே எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு நல்லது பண்ணணும் உங்க உங்க உங்க உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு நல்லது பண்ணணும் உங்க சமுதாயத்துக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும் அட்லீஸ்ட் நல்லது பண்ணுதோ இல்லையோ பிரச்சனை கொடுக்காததா இருந்ததுன்னா அத அந்த மாதிரி ஒரு செயல் நீங்க செய்யலாம் அப்படிங்கறதா வெளி செயல்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ஒரு ஐடியா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து எப்பவுமே ஜென்ரலா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளி செயல் பொறுத்த வரைக்கும் எது வந்து சரி எது தப்பு எது நல்லது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம தான் டிசைட் பண்றோம் ஏன்னா சொசைட்டியா வாழ்றதுக்காக நம்ம டிசைட் பண்றோம் இத ஒரு ஒரு ஹைரார்கி வச்சு இப்படி பார்த்தோம்னா first place in first place நான் வந்து இப்போதான் வந்து அவுட் சைட் விஷயங்களை பத்தி சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து என்ன போல நான் மற்றவங்களையும் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க வந்து நியாயம் தர்மம் அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்க தேவையே இல்லை அவன் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்படி பண்ணிப்பான் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த இது எல்லாமே நம்ம எதுக்கா சுத்தி நம்ம கட்டமைச்சிருக்கோம்னா நம்ம எல்லாரும் நல்ல விதமா சேர்ந்து வாழ்றதுக்கு தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம் ஓகே இப்ப என்ன மாதிரி நான் இன்னொருத்தரையும் நினைக்கிறேன்னப்போ எனக்கு நீங்க இந்த நியாய தர்மம் எல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்ல அது ஆட்டோமேட்டிக்கா வரும் சரி ஓகே எனக்கு அப்படி அப்படி தெரியலையா அடுத்த ஸ்டெப் தான் கொண்டு வராங்க நியாயம் தர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க சோ இப்ப நியாயம் தர்மம் அப்படின்னு கொண்டு வராங்க அதுல சில ஸ்கேல்ஸ் வைக்கிறாங்க இது பண்ணா நல்லது இது பண்ணா கெட்டது ஆனா அதுவும் ஃபாலோ பண்ண முடியலையா அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவல்னு ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு வராங்க அந்த ஸ்பிரிச்சுவல் என்னன்னா கர்மா அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி ஒரு சொசைட்டிக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதுக்கு கண்டிஷனிங் பண்ற மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது ஒண்ணு வருது சோ அதுலயும் ஃபிட் ஆகாத மனுஷங்க இருக்காங்க இல்லையா அவங்களதான் வந்து ரிலீஜியன் அப்படின்னு கொண்டு வராங்க ஏன்னா ரிலீஜியன்ல வந்து நீ இது பண்ணணும் இது பண்ண நல்லது இது பண்ணலைன்னா கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு வரப்போ அந்த மெச்சூரிட்டி இல்லாத மனுஷன் அந்த ரிலீஜியனுக்குள்ள ஃபிட் ஆகுறாங்க ஓகே அதுலயும் ஃபிட் ஆகலையா ரிலீஜியனே ஃபிட் ஆகலையா அடுத்த லெவல் தான் கொண்டு வர்றாங்க ரூல்ஸ் கொண்டு வரோம் ஸோ அதாவது பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வரோம் இப்ப ரூல்ல என்னன்னா நீ அடுத்தவனுக்கு பண்ணினேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நீ இதை வந்து நல்லா பண்ணேன்னா உனக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரூல்ஸ் கொண்டு வரோம் ஸோ பாத்தீங்கன்னா அந்த ஹைராக்கி இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வெளி செயல் பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரியே இன்னொருத்தரையும் நினைச்சு நீங்க நடத்துறப்போ உங்களுக்கு எந்த நியாய தர்மம் எல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒண்ணு ரெண்டாவது நியாயம் தர்மம்னு அதை அதை கேஷ் பண்ண முடியாதவங்க ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கறதுல இறங்கி ஸ்பிரிச்சுவல்ல என்ன சொல்றாங்களோ அதை பண்றாங்க அதுக்கு அடுத்து இல்ல அதுலயும் அவங்களால பண்ண முடியலங்கிறவங்க வந்து ரிலீஜியன் வர்றாங்க ரிலீஜியனையும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம எல்லாம் ரூல் போட்டு அவங்கள இந்த மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே எதுக்காகனா நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா வாழ்றதுக்காகத்தான் நம்ம அந்த மாதிரி செயல்களை உருவாக்கி ரூல்ஸை வச்சு கண்டிஷனிங் பண்ணி நம்ம செயல்படுறோம் ஸோ இதுதான் வந்து வெளி செயல் பொறுத்த வரைக்கும் என் ஜென்ரலா இருக்கிற என்னோட கண்ணோட்டம் ஓகே இப்போ இப்போ நான் இப்ப சொன்னேன் இல்லையா எனக்கு இந்த விஷயம் வந்து சந்தோஷமா இருக்கு அதுதான் வந்து எண்டா என் மனசுக்குள்ள எனக்கு முடிகிற எண்டு ஸ்டேட்மெண்ட் சந்தோஷம் இப்போ வந்து சொன்ன மாதிரி எனக்கு வெளியில சந்தோஷமா இருக்கு அதை நான் செயல் செய்யறேன்னா நீங்க செய்யலாம் உங்களுக்கு உங்க உங்களுக்கு அது நன்மை தருது அப்படின்னா நீங்க செய்யலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லை அப்படின்னா செய்யலாம் மற்ற சமுதாயத்துக்கும் இடைஞ்சல் இல்லை அதனால அப்படின்னா அந்த செயல் செய்யலாம் ஸோ வெளி செயலை பொறுத்த வரைக்கும் நீங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு செயல் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள உட்கார்ந்து அந்த செயல் செய்யாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க வெளியில செய்யற செயல் எதுக்காக நம்ம அதுலயும் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரோம்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழணும் நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்றோம் சோ இந்த ஒரு புரிதல் இருந்தாலே போதும் அடுத்தடுத்த விஷயங்கள் நிச்சயமா நம்ம எல்லாருமே வெளி செயல் பொறுத்த வரைக்கும் கரெக்டான செயல் தான் செய்ய முடியும் தேவையான செயல் அப்படி பண்ண முடியாது அவங்கவுங்களுக்கு எபிலிட்டி வேற சுச்சுவேஷன்ஸ் வேற சோ அதுலயும் ஒரு பெருசா ஒண்ணும் உங்களை போட்டு அழுத்தி வச்சுக்காம அதுலயும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து செயல் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைன் டியூன் ஆகும் அதுவே ஒரு ஃபைன் டியூன் ஆயிரும் சோ இது சம்பந்தமா யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லலாம் நான் சொன்ன இந்த கருத்துல உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து மாற்றம் இருந்தா கூட சொல்லலாம் இதுவுமே இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் கூட உங்களுக்கு இந்த புரிதலின் ஊக்கி அப்படின்னு ஏதோ சொன்னோம் இல்லையா சோ இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா முடியுதோ அதுவும் சரிதான் வெளிசெயல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு செயல்பட்டீங்கன்னா அதுவும் சரிதான் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துருச்சுனாலே உங்க லைஃப் மூவ் ஆகிற விதமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப ஸ்மூதா இருக்கும் ஒரு நல்ல ஒரு லூப்ரிகன்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியா வந்து மூவ் ஆகும் ஹாய் மேம் சொல்லுங்க ஷாலினி மேம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்ப எரிச்சல் வந்துச்சுன்னு முத சொன்னீங்க அது எரிச்சல் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதும் ரைட் தான் அப்படின்னு சொன்னீங்க ஸோ விச் மீன்ஸ் அது அப்படி நம்ம சொல்லும் போதே அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு அசர்டன்ஸ்குள்ள போயிடும் அவ்வளவுதானே மேம் அதுக்கு அந்த செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி இல்ல நீங்க வந்து அக்செப்டன்ஸ்குள்ள போயிருதுன்னு சொல்றது கரெக்ட் ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க அந்த ஸ்டெப் எடுக்கலன்ற அந்த அது அதை புரிஞ்சுக்கணும் நீங்க ஏதோ இது அக்செப்டன்ஸ் வந்துரும் அப்படிங்கறதுக்காக நீங்க அதை வந்து உல்டாவா இந்த சைட்ல இருந்து அந்த சைடு அப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா அது வேலை செய்யவே செய்யாது அது வந்து நான் எப்படி சொல்றது ஒன் டு டூ தான் போகுமே தவிர டூ டு ஒன் டூ வரத்துக்காக நீங்க பண்ண முடியாது அது அந்த மாதிரி வேலையே செய்யாது ஆமா பிடிக்கலன்னு சொன்னோனே அதுதான் உண்மை அப்படின்னா ஆமா அது இது அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு அது என்ன பேர் சொல்லுவாங்க மறந்து போச்சு எனக்கு சோ அந்த ஒரு உள்ளையும் வெளியிலயும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வெளியில உள்ளையும் வெளிலே செயலுக்கு சொல்றோம் அந்த மாதிரி நான் சொல்ல வரல உள்ளுக்குள்ளையுமே வந்து உங்களுக்கு அந்த அந்த உண்மையா அது இருந்ததுன்னா எஸ் எனக்கு இப்போ வந்து இப்ப இவர் ஏத்த மாதிரி இருக்காரு இவர் கூட பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு பிடிக்கலன்னு தானே வரும் அப்படிங்கிறது ஆமா உள்ளுக்குள்ள நமக்கு எந்த விதமான ஒரு திரையே தேவையில்லை எந்த விதமான ஒரு இதுவுமே தேவையில்லை ஆமா எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அதுதானே அப்படிங்கிறப்பதான் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்செப்டன்ஸ்குள்ள போகுமே தவிர நான் இப்படி பண்ணிக்கிட்டேன்னா அது அக்செப்டன்ஸ்குள்ள போகும்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது வேலை செய்யாது ஆமா மேடம் ஓகே அதுதான் you correct thank you madam நீங்க ரெசிப்டிவ் மோட் அப்படின்னு சொல்றீங்களா ரெசிப்டிவ் மோட் ஆமா ரிசெப்டிவ் மோடுக்குள்ள அதுவா போகும் நம்ம பண்றது இல்லன்றேன் நானு கண்டிஷன் மாதிரி அப்ளை பண்ண கூடாதுன்னு சொல்றேன் ஆமா ஆமா சுதாகர் உங்க நம்பர் வந்து இவர்கிட்ட சரவணன் கிட்ட இருக்கா ஆ இருக்கு மேடம் இருக்கு நான் ஞான முகாம்ல அட்டன் பண்ணிருக்கேன் நம்பர் நம்பர் இருக்காது மேபி அவர் சரவணன் சார் தெரியும் ஓகே நீங்க உங்க நம்பர் கூட இவர் இருக்கார் இல்லையா நம்ம ஜெரால்டு ஜெரால் சார் ஆமா ஜெரால்டு கூட அனுப்பிச்சு விடுங்க சரி மேடம் சரி ஓகே ஆக்சுவலா நான் ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு ஹாஸ்டல் எஸ்டிமேஷன்ல எனக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணனும் ஜூம் மீட்டிங்லாம் ஷேர் பண்ணனும்ன்ற ஐடியா இருக்கு ஓகே ஸோ கொஞ்சம் வர்க் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தான் சோ ஃபியூச்சர்ல சப்போஸ் நான் சிக்ஸ் மந்த் ஆகுது நான் இங்க ஜாயின் பண்ணி நடுல வந்து ஒரு போட்டிருந்தாங்க ஒன் இயர் எல்லாம் டிராவல் பண்ணவங்க more then one year travel பண்ணவங்க அவங்க நம்பர் கொடுங்கன்னு ஸோ சிக்ஸ் मंथ ஆகுதுன்றதுனால நான் என்னோட நம்பர் ஷேர் பண்ணல after six month one year ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் ரெடி பேட்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கறோம் ஓகே சார் ஓகே சார் பேர் அனுப்புங்க ஓகே சார் ஒரு பேட்ச் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க நீங்க அடுத்த பேட்ச் வந்து இப்போ சேர்த்துட்டு இருக்கோம் நீங்க பேர் நாங்க வந்து இதுல கிளியரா இருக்கும் பட்சத்துல ஒரு வருஷம் ஆகணும்னா அவசியம் okay sir fine sir I will share my number sir okay thank you வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் இல்லைன்னா நம்ம டுவெல் ஆயிடுச்சு ஸோ பண்ண க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒண்ணு கேட்டுக்கிறேன் இப்போ இந்த மீட்டிங்கை இப்படியே பண்ணிட்டு பண்ணிட்டு விட்டுட்டு போறதுல வந்து நீங்க எல்லாருமே இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் எஸ்பெஷலி ஒரு பாயிண்ட் தான் நம்ம வந்து ஷார்ப்பா பேசியிருக்கோம் டு த பாயிண்ட் ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத ரெண்டு மூணு ரெண்டு மூணு சம்பவங்கள் இருக்கும் இல்லையா இத உங்க வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க ஜெரால்டுக்கு அமிச்சாலும் சரி இல்ல என்னோட நம்பர் வாங்கி எனக்கே அமிச்சாலும் சரி சோ யாரு உங்கள உங்க லைஃப்ல நடந்த ஒரு ஒரு ஒன் வீக் கூட எடுத்துக்கோங்களேன் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட் இந்த நான் கொடுத்த இந்த பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸா இருந்தது அப்படிங்கறத மட்டும் நீங்க கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா இதை நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும்னு நான் ஒரு ரெக்வஸ்ட் வைப்பேன் நான் சும்மா தயங்காம அனுப்புங்க இது வந்து சரியாதான் இருக்கணும் இது கரெக்டா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல பட் வந்து இன்சிடென்ட் வந்து சுருக்கமா மட்டும் கொஞ்சம் சொன்னா போதும் அது சரியாவும் இருக்கட்டும் தப்பாவும் இருக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்ல ரொம்ப லென்த்தியா இருந்தா கேட்க முடியாது சோ கொஞ்சம் சின்னதா பண்ணிட்டு அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க மறுபடியும் சொல்றேன் சரி தப்பை பத்தி யோசிக்க வேண்டாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க ஷேர் பண்ணா போதும் சீனிவாசன் சொல்லுங்க வணக்கம் மேடம் கேக்குதுங்களா கேக்குது நல்லா கேக்குது அதாவது மேடம் இப்ப நம்ம புரிதலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில பேர் செய்யற விஷயங்கள் பேசுறதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது அது இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மாத்திக்காம இப்ப வந்து ஒரு சின்ன பொய் சொல்றாங்கன்னா அது தொடர்ந்து அதை அதை வந்து எப்படி அதை காப்பாத்தணுன்ற மாதிரியே போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு சொன்ன வார்த்தைகள் வந்து திருப்பி சொல்லலை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க அதையும் அந்த வார்த்தையும் அவங்க சொல்லலைன்றத வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி நம்ம மாத்துறதுங்க நீங்க ஜென்ரலா கேக்குறீங்களா இல்ல இந்த புரிதல் இருந்து பண்ணவங்க இப்படிதான் இருக்கணும்னு கேக்குறீங்களா நீங்க என்ன கேட்க வரீங்க நான் புரிதல் அப்படி கேட்கல மேடம் நான் கேக்குறேன்னா இப்ப வந்து நமக்கு வயசு வயசுல பெரியவங்க இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம நீங்க செய்யறது இப்படின்னு சொல்ல முடியல அவங்க கிட்ட ஆனா நல்லா தெரியுது அவங்க அந்த விஷயத்த வந்து மாத்தி செஞ்சுட்டாங்க ஆனா ஏத்துக்க மாட்டாங்க அது ஒண்ணுதான் விஷயம் ஆனா ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்ம கான்செப்ட் இருக்கு நல்லா இருக்கு அத அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் திரும்பி அவங்க அப்படிதான் இருக்காங்க அது என்ன பண்ணலாங்க அது அவங்களோட நேச்சர் நேச்சர் அப்படி இருந்தானா அவங்க அப்படிதானே இருப்பாங்க ஆமா ஆமா அதை எப்படி ஹேண்டில் பண்றது நீங்க எப்படி அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்றதுங்கறத உங்களோட உங்களோட எபிலிட்டியை தான் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் இல்ல என்ன மாதிரி பாக்கணும் அப்படிங்கறத தான் நீங்க பாக்கணும் அவங்கள மாத்துறது நம்ம வேலையே கிடையாது இல்ல அவங்கள மாத்துறதுக்கு சொல்லு மேடம் நான் மாத்துறதுக்காக இல்ல இப்ப நமக்கு தெரியுது ஆனா அவங்க வந்து இன்னும் நல்லா சைன் பண்ணலாம் அந்த விஷயத்திலேயே அவங்க உள்ள இருக்கிறதுனால வெளியில வர முடியும் அவங்க திறமைகள் எல்லாம் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதுலயே சைன் பண்ணாமே அவங்க அப்படியே அதுலயே டிராவல் ஆயிட்டே இருக்காங்க ஒரு சின்ன விஷயம் அதனால எந்த பாதிப்பு இருக்குன்றலாம் கிடையாது ஒரு சின்ன விஷயத்தையே அவங்க வந்து அதை காப்பாத்திக்கிறாங்க ஒரு பஸ் போகுதான்னாக்கா மாத்தி சொல்லிடுறாங்க திருப்பியும் வந்து கேக்குறப்ப நான் சொல்லலையே அப்படின்வாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா வயசுல கொஞ்சம் மூத்தவங்களா இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம நேரடியா சில விஷயத்த பகிர முடியல ஆனா இருந்தாலும் சொல்றோம் இந்த மாதிரி இது விஷயம் இல்லைன்னா ஆனா அவங்க அதை வந்து வெளியில வர மாட்டாங்க அப்பயும் அந்த இடத்துல ஏதோ ஒரு தடுக்குது அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல ஆக்சுவலி நம்ம இது நீங்க பேசுறது வந்து ஒரு காமனா நம்ம ஒரு ஒரு சைக்காலஜி பேசுற விஷயம் அது அது நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அது வேற வேற மாதிரி அது ஆனா இதுல வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு இது என்ன புரிதல் அப்படிங்கறது உங்களுக்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் எடுக்க எடுக்க போக போக பாத்தீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கூட கேட்கவே மாட்டீங்க யார்கிட்டயுமே கேட்க மாட்டீங்க நீங்க போக போக நீங்களே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அது வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணுவீங்கன்னு நான் சொல்ல வரல இப்படிதான் பண்ணுவீங்கன்னா நான் சொல்லவே வரல ஆனா நீங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி பண்றப்ப கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கம்மியா பண்ணிருப்பீங்க இட்ஸ் ஓகேன்னு விட்டுருவீங்க அதுக்கு அடுத்த வாட்டி பண்றப்போ ரொம்பவே மோசமா பண்ணுவீங்க அப்பவும் ஓகேன்னு ஓகேன்னு விடுவீங்க அதுக்கு அடுத்த வாட்டி பாத்தீங்கன்னா திடீர்னு எக்ஸலண்டா பண்ணிருப்பீங்க அதுவும் ஓகேன்னு விடுவீங்க அதுக்கு அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆகும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா போக போக போக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட எபிலிட்டி வந்து அலைன் ஆக ட்ரை பண்ணும் கொஞ்சம் மேல போகும் கீழே வரும் சரியா இருக்கும் இப்படி மேல கீழே போயிட்டே இருக்கும் ஆனா இந்த புரிதல் வந்து நிக்கிறப்போ இது அப்படியே ஒரு அலைன் ஆகி ஒரு இடத்துக்கு வந்து நிக்கும் நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மேலக்கு ரொம்ப அப் டவுன் ரொம்ப அப் டவுன் போடுறதெல்லாம் இருந்தது பாத்தீங்களா நான் சொல்றது எபிலிட்டியை பத்தி பேசுறேன் எபிலிட்டி சோ நான் எமோஷன்ஸ் பத்தி பேசல எபிலிட்டி பத்தி பேசுறேன் அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டான்னு சொல்ல முடியாது நிறைய அப்ப நிறைய டவுன் இல்லாம ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ளேயே வந்து அது அப்படியே டிராவல் ஆகும் அந்த எபிலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பட் இது பண் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆனா திரும்பி நான் முன்னாடி சொன்ன அதே வார்த்தை தான் அது அப்படி வரணுங்கிறதுனால நம்ம இந்த புரிதலை இப்படி புரிஞ்சுக்கணும் இதை இப்படி செயல் செய்யணும் அப்படிலாம் இல்ல இது வந்து உங்க டிராவல்ல உங்க உங்களோட இந்த டிராவல்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் எதுவுமே நம்ம நடத்தவே முடியாது எல்லாமே அதுவாதான் நடக்கும் ஓகேங்க ஆனா நீங்க சொல்றது இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் இப்ப அடுத்து நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க சொன்னீங்க இல்லைங்களா இப்ப நாங்க அவங்கள கேட்க இப்ப அந்த மாதிரி இருக்காங்கன்னா இங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியான விதத்துல புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பாத்துறோம் முன்னாடினா அவங்க கிட்ட போயிட்டு வாதம் பண்றது வாதம் பண்றதெல்லாம் இருக்கும் இப்ப அது கிடையாது இப்ப சரி இப்ப நீங்க சொன்னாங்கன்னா ரைட் இதுல வந்து வேற விஷயம் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி போயிடுறோம் இப்ப அவங்க கிட்ட பேச கிடையாதுன்னு வச்சு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஜிக்ஸாக்கா போயிட்டு ஒரு லெவலுக்கு லெவலுக்கு நீங்களா அந்த மாதிரி தான் இருக்கு okay madam okay thank you okay thank you thank you twelve six வேற இருக்கிற கொஸ்டின் கேட்கணுமா ஜெரால் சார் முடிச்சுக்கலாமா டைம் ஆச்சு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டுமா ஆமா ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சிருந்தேன்